டேரக்டர் முத்தையா ஐக்கிய படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் குட்டி புலி இந்த படம் தான் முத்தையாக்கு முதல் படமே ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை நல்லாவே பண்ணிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கன்னட மொழியில சிங்கான்ற பெயரில் ரீமேக் பண்ணியிருக்காங்க கொம்பன் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியே வந்திருக்கு இந்த படத்தோட கதையை டேரக்டர் முத்தையா அவங்க அப்பாக்கும் பாட்டிக்கும் அடியில் நடக்கக்கூடிய சண்டையில் இன்ஸ்பயர் ஆகி அதில் கிடைச்ச சில அனுபவங்களை அடிப்படையாக வச்சு தான் கதையை எழுதினதா சொல்லியிருக்காரு மருது இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் விஷாலும் ஸ்ரீ திவ்யாவும் நடிச்சிருந்தாங்க பதினஞ்சு கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் இருபத்தஞ்சு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடி வீரன் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாததால ப்ரொடியூசர் சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கௌதம் கார்த்திகை வச்சு தேவராட்டம்ன்ற ஒரு படம் எடுத்து டைரக்டர் முத்தையா சர்ச்சையில மாட்டியிருந்தாரு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விக்ரம் பிரபுவையும் லட்சுமி மேனனை மூணாவது முறையா தன்னோட படத்துல நடிக்க வச்சு புலிக்குத்தி பாண்டியன் ஒரு படத்தை இயக்கியிருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கார்த்தியையும் அதித்தி சங்கரையும் வச்சு விரும்புன்ற ஒரு படத்தை இயக்கியிருக்காரு